hi friends welcome to my channel இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்ல கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில்டு ஆன்சரோட பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நீங்கள் பேப்பர் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்டால் நல்லா ஆன்சர் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒன்று என்ற எண்ணிற்கு பின்னால் நூறு பூஜ்ஜியங்கள் வந்தால் அதை டேஷ் என்கிறோம் ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மீகோவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீனை நம்ம காரணிப்படுத்தணும் அப்படின்னா two into x squared minus nine அப்படின்னு கிடைக்கும் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம் அப்படின்னா two into x squared minus three squared அப்படின்னு எடுத்து எழுதலாம் இப்போது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a squared minus b squared ஃபார்மேட்டில் இருக்குது இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா two into x plus three into x minus three அப்படின்னு கிடைக்கும் ரெண்டாவது டேர்ம் எடுத்துக்கிறோம் x squared minus two x minus three இதுக்கு நம்ம காரணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா x minus three x plus one அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு இதுலேயும் எது காமனான டேர்ம் அப்படின்னு பார்க்குறோம் எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்போ மீபோவாவோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம் இந்த கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயரோட டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயரோட எதை கூட்டினா நமக்கு இருபத்தி அஞ்சு ஸ்கொயர்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் இதுதாங்க கொஸ்டின் இப்போது இதுக்கு நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஃபைவ் செவன் சிக்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவோட வேல்யூ வந்து அறுநூத்தி இருபத்தி ஐந்து இப்போது அறுநூத்தி இருபத்தி அஞ்சோட ஐநூத்தி எழுபத்தி ஆறை மைனஸ் பண்ணோம்னா நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா செவன் அப்போ செவன் ஸ்கொயர்டை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்டினுடைய வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் அப்போ ஆன்சர் செவன் ஸ்கொயர்டு இங்கே தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது நார்மலான சிம்பிளிஃபிகேஷன் தான் இதை நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இதனுடைய answer five divided by three power five whole power four அப்படின்றதான் என்னுடைய answer next three c divided by sixteen என்பது நாற்பத்தி எட்டு எனில் சியின் மதிப்பு இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா three c divided by sixteen is equal to forty eight அப்படின்றதான் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனில் சியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ சியை மட்டும் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போய்டும் அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா forty into sixteen divided by three மல்டிப்ளையில் இருக்கிறதெல்லாம் டிவைடுக்கும் டிவைடில் உள்ளதெல்லாம் மல்டிப்ளைக்கும் போகும் அப்போ c equal to sixteen 16 sixteen அப்போ சியினுடைய வேல்யூ வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு question one comma two comma four comma five comma eight comma ten comma sixteen comma twenty comma forty மற்றும் எயிட்டி இவைகளின் காரணிகளை கொண்ட சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இதனுடைய ஆன்சர் வந்து எயிட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்ட படத்தின் பரப்பளவு காண்க இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கொடுத்துருக்கிற படத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்க சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு சதுரமும் நாலு முக்கோணமும் இருக்குது அப்போ ஏரியா எத்தனைக்கு கண்டுபிடிக்கணும் மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் நான்கு முக்கோணத்தின் பரப்பளவு சதுர பரப்பளவுடைய ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர்டு முக்கோண பரப்பளவுடைய ஃபார்முலா வந்து ஹாஃப் பிஹெச் ஓகேவா இப்போ எத்தனை முக்கோணம் இருக்குன்னா நாலு அதனால நாலு into half b into h அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ இந்த படத்தில் சதுரத்துக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏனுடைய value twelve squared plus four மல்டிப்ளைல அப்படியே இருக்கும் அடுத்து பீனுடைய வேல்யூ சதுரத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு அடுத்து ஹச்சினுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐந்து சரிங்களா இப்போ இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு ஸ்கொயர்னுடைய வேல்யூ நூற்றி நாற்பத்தி நாலு நாலு into one by two into b into ஹச்சினுடைய வேல்யூ நூற்றி இருபது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா மொத்த பரப்பளவு நமக்கு கிடச்சிரும் அப்போ இரநூத்தி அறுபத்தி நாலு மொத்த பரப்பளவு இதுதான் கொடுத்துருக்கிற படம் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எப்பவும் போல போர்ட் மாஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி இதை சுருக்கிடலாம் ஆன்சர் முப்பத்தி ஒன்று டிவைடட் பை ஐம்பத்தி இரண்டு அடுத்த கொஸ்டின் ஒரு முக்கோணம் செவ்வகமாக மாற்றப்படுகிறது முக்கோணத்தின் பரப்பு நூற்றி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் செவ்வகத்தின் நீளம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் அகலம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு முக்கோணம் அப்படின்றது செவ்வகமாக மாறுது அப்போ முக்கோணத்தினுடைய பரப்பு நூற்றி எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க செவ்வகத்தின் நீளம் எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து செவ்வகத்தின் அகலம் பிஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டினுடைய வேல்யூவு சமம் இல்லையா அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நூற்றி எட்டு அப்படின்றது முக்கோணத்தின் பரப்பு நூற்றி எட்டு வச்சுக்கிறோம் அடுத்து செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா எல் இன்டூ பி எல்லினுடைய வேல்யூ இருபத்தி நாலு இன்டூ பி மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு பியினுடைய வேல்யூ தான் வேணும் ஸோ பி ஈக்குவல் டு நூற்றி எட்டு டிவைடட் பை இருபத்தி நாலு அப்போ b equal to four point five centimetre தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்று நாற்காலிகளின் விலை ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு எனில் ஐந்து நாற்காலிகளின் விலை இரு மடங்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க மூன்று நாற்காலியினுடைய விலை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க ஐந்து நாற்காலியுடைய விலை வந்து இரு மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூன்று நாற்காலியினுடைய விலை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நம்ம இப்போ ஒரு நாற்காலியினுடைய விலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு டிவைடட் பை மூணு நானூற்றி முப்பது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு நானூற்றி முப்பது ரூபாய் இப்போ ஐந்து நாற்காலியினுடைய விலையை கண்டுபிடிக்கிறோம் நானூற்றி முப்பது இன்ட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த விலை இருமடங்காக நமக்கு மாற்றணும் அப்போ இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது இன்ட்டு ரெண்டு நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் தான் சரியான விடை எக்ஸ் என்ற கோணத்தின் நிரப்பு கோணமானது நூற்றி முப்பது டிகிரியின் மிகை நிரப்பு கோணத்திற்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு மிகை நிரப்பு கோணம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் நிரப்பு கோணத்தினுடைய வேல்யூவோட மிகை நிரப்பு கோணத்தை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும் இதுதான் இதனுடைய ஆன்சர் நாற்பது degree next question x divided by thirty six into x divided by four equal to one next y divided by twenty one into y divided by one eighty nine is equal to one z divided by thirty two into z divided by eight equal to one எனில் two x y divided by three z இன் மதிப்பு காண்க மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க மூணு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு two x y divided by three இசட்டினுடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம் x divided by thirty six into x divided by four is equal to one இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம் அப்போ x squared divided by one forty four is equal to one அப்போ one forty four into one அப்படின்னு எடுத்து எழுதணும் அப்படின்னா x squared is equal to one forty four அப்படின்னு வரும் எக்ஸினுடைய வேல்யூ வேணும்னா ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் அப்படின்னு கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு ஒய்யையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கிடைக்கும் அப்போ ஒய் ஸ்கொயர்டை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு அறுபத்தி மூணு மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் இசட் ஸ்கொயர்டு டிவைடட் பை முப்பத்தி ரெண்டு இன்ட்டு எட்டுனா இசட் ஸ்கொயர்டு டிவைடட் பை இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ இசட் வேல்யூ கிடைக்கணும்னா இசட் சி ஈக்குவல் டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா பதினாறு இப்போ நமக்கு எக்ஸினுடைய வேல்யூ ஒய்யினுடைய வேல்யூ இசட்டினுடைய வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டூ இன்ட்டு டுவெல் இன்ட்டு ஒய்யினுடைய வேல்யூ வந்து அறுபத்தி மூணு டிவைடட் பை த்ரீ இன்ட்டு இசட்டினுடைய வேல்யூ பதினாறு இப்போ நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்னா அறுபத்தி மூணு டிவைடட் பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் இரு எண்கள் ஐந்து ஈஸ்ட் மூன் என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றின் வேறுபாடு பதினெட்டு எனில் அவ்வெண்கள் ஒரு ரேஷியோ விகிதத்தில் ஒரு எண்ணை கொடுத்துட்டாங்க ரெண்டு எண்களை அதனுடைய வேறுபாடை கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு ஆன்சர் கேட்குறாங்க சரிங்களா இப்போ அந்த நம்பர்ஸ்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் விகிதத்தில் கொடுத்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் எடுத்துக்கிறோம் five minus three is equal to two இப்போ நமக்கு வேறுபாடாக கிடைக்கிறது என்ன வேல்யூனா பதினெட்டு பதினெட்டை நம்ம மைனஸ் பண்ணி வச்சுருக்க வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஒன்பதுன்னு கிடைக்குது இந்த ஒன்பதை இந்த விகிதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரோடைய மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் ஆன்சர் அப்போ ஒன்பது இன்ட்டு ஐந்து நாற்பத்தி அஞ்சு மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு நம்மளுடைய ஆன்சர் இதுதான் நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அவ்வளோதான் ஒரு தங்க பை அருந்து தங்க நாணயங்கள் சிதறி விழுந்தன தங்க நாணயத்தில் மூன்றில் ஒரு பங்கு தரையில் விழுந்தது ஐந்தில் ஒரு பங்கு கட்டிலுக்கு அடியில் உருண்டோடியது இருவர் அந்த நாணயங்களை சேகரிக்க ஆரம்பித்தனர் ஒருவர் ஆறில் ஒரு பங்கும் மற்றொருவர் பத்தில் ஒரு பங்கும் தங்க நாணயங்களை சேகரித்தனர் தங்கப்பையில் பனிரெண்டு நாணயங்கள் மட்டுமே மீதம் இருந்ததால் அந்த தங்கப்பையில் இருந்த மொத்த நாணயங்கள் எத்தனை ஒரு தங்கப்பை வச்சிருக்காங்க தங்கப்பை அருந்து விழுந்துருச்சு அதுல வந்து மூன்றில் ஒரு பங்கு தரையில் கொட்டிடுச்சு ஒன்று வந்து தரையில் கொட்டிடுச்சு ஐந்தில் ஒரு பங்கு கட்டிலுக்கு கீழே போயிடுச்சு அப்போ one by three one by five நமக்கு கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அதை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆறில் ஒரு பங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க மற்றொருவர் வந்து பத்தில் ஒரு பங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க சரியா இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டு ஒன் பை த்ரீ அப்படின்றது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா தரையில் விழுந்தது சரியா அடுத்து ஒன் பை ஃபைவ் அப்படின்றது கட்டிலுக்கு அடியில் இருந்தது ஒன் பை சிக்ஸ் அப்படின்றது ஒருவர் எடுத்தது ஒன் பை டென் அப்படின்றது மற்றொருவர் எடுத்தது நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறோம் டினாமினேட்டர் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்போ டினாமினேட்டரை சேம் ஆக்குறோம் சேம் ஆக்கிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்ட்டி எயிட் பை சிக்ஸ்டி அப்படின்னு கிடச்சிருச்சு சரியா இப்போ கீழே விழுந்த நாணே கீழே விழுந்த நாணயங்கள் அப்படின்றது forty eight divided by sixty அப்படின்னு கிடச்சிருச்சு பையில் இருந்த நாணயங்கள் அப்படின்றது எவ்வளோ இருக்குது அப்படின்னா பனிரெண்டு அப்போ மொத்த நாணயங்கள் அப்படின்றது நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா forty eight plus twelve is equal to sixty அப்படின்னு கிடச்சிருக்கு அப்போது ஆன்சர் மொத்த நாணயங்கள் வந்து அறுபது ஒன்று மூன்று மற்றும் ஐந்து ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்படும் இரண்டு இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை ஒன்று மூணு அஞ்சு இந்த மூன்றை மூணு நம்பரையும் வச்சு நம்ம இரண்டு இலக்க எண்களை எழுதணும் எத்தனை எண் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அப்போ ஒன்பது எண் கிடைச்சிருக்கு என்னென்ன எண்கள்னா பதிமூணு பதினஞ்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பதினொன்று முப்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு மொத்தமாக ஒன்பது எண்கள் கிடைச்சிருக்கு பதினெட்டு மாம்பழங்களில் மீனா ஒன்பதில் ஐந்து பங்கு மாம்பழங்கள் வாங்கினார் ஒவ்வொன்றும் ரூபாய் பதினைந்து வீதம் பதினான்கு ஆப்பிள்களில் ஏழில் நான்கு பங்கு ஆப்பிள்கள் வாங்கினார் ஒவ்வொன்றும் ரூபாய் இருபது வீதம் மீனா வாங்கிய பொருட்களின் மொத்த விலை யாது மீனா எவ்வளோ பழங்கள் வாங்கினா அந்த பழத்துக்கான விலை கேட்குறாங்க ரெண்டு பழங்கள் வாங்கியிருக்கா ஒன்று வந்து மாம்பழம் இன்னொன்று ஆப்பிள் பதினெட்டு மாம்பழத்தில் எந்த சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பதில் ஐந்து பங்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பதினெட்டு இன்டு ஐந்து பை ஒன்பது இதை சால்வ் பண்ணிங்கன்னா மொத்தமாக எத்தனை பழம் வாங்கியிருக்கான்னு கிடச்சிருக்கும் அப்போ பத்து பழம் அப்படின்றத அவள் வாங்கியிருக்கா நெக்ஸ்ட்டு விலை கேட்குறாங்க ஒரு பழத்தினுடைய விலை பதினைந்து அப்படின்னா பத்து பழத்தினுடைய விலை நூற்றி ஐம்பது ரெண்டாவதாக என்ன பழம் வாங்கியிருக்கா அப்படின்னா மாம்பழம் வாங்கியிருக்கா எவ்வளோ மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள் வாங்கியிருக்கா அப்படின்னா பதினாலு ஆப்பிள் வாங்கியிருக்கா எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கான்னா ஏழில் நான்கு பங்கு அப்போ four by seven into fourteen அப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எட்டு ஆப்பிள் வாங்கியிருக்கா ஒரு ஆப்பிளினுடைய விலை இருபது ரூபாய்னா எட்டு ஆப்பிளினுடைய விலை நூற்றி அறுபது ரூபாய் அப்போ மொத்தம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூற்றி அறுபது முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு அவள் பொருட்கள் வாங்கியிருக்கா அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சி பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஷேப்போடைய மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனில் ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு கிடச்சிருக்கு இந்த ரெண்டினுடைய வேல்யூ வந்து முக்கோணத்தினுடைய வேல்யூ இந்த கொஷினை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது ஒரு மாம்பழத்தில் ஏவிற்கு பது பனிரெண்டில் ஏழு பங்கும் பியிற்கு நான்கில் மூன்று பங்கும் கிடைத்தது எனில் பிஇக்கு எவ்வளவு பங்கு அதிகம் கிடைத்திருக்கும் ஏ கோர ஒரு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க பிக்கு ஒரு அளவு கொடுத்துருக்காங்க பிக்கு எவ்வளவு அதிகமாக கிடைச்சிருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின் அப்போ b is equal to a இதுதான் ஈக்குவேஷன் அப்போ பிக்கு எவ்வளோ பங்கு கிடைச்சிருக்கு மூன்று பை நாலு ஏக்கு எவ்வளோ பங்கு கிடைச்சிருக்கு ஏழு பை பன்னிரெண்டு இப்போ ஏழு பை பன்னிரெண்டு மைனஸ் மூன்று பை நாலு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அதிகமான பங்கு பிக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ டினாமினேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குது ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா பிக்கு எவ்வளோ பங்கு கிடச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் one by six percent one by six அப்படின்ற அளவு வந்து அதிகமாக பிஇக்கு பங்கு கிடச்சிருக்கு இதுதான் ஆன்சர் அடுத்த கொஷின் சதுரத்திற்கு நான்கு சமச்சீர் கோடுகள் உள்ளன வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உள்ளன செவ்வகத்திற்கு நான்கு சமச்சீர் கோடுகள் உள்ளன சமபக்க முக்கோணத்திற்கு மூன்று சமச்சீர் கோடுகள் உள்ளன மேற்கொண்ட வாக்கியங்கள் எது எவை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பி மட்டும்தான் தவறானது வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் உள்ளன இந்த கொஷனில் மீப்போமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா two x squared minus five x minus three இதுக்கு என்ன பண்ணுறோம்னா காரணி கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு என்ன வருதுன்னா two x plus one x minus three அப்படின்னு கிடைச்சிருக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் four x squared minus thirty six இதுக்கு காரணி கண்டுபிடிக்கிறோம் four into x plus three x minus த்ரீன்னு கிடச்சிருக்கு சரிங்களா இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்கே ஒரு x minus three so x minus த்ரீங்கிறது காமன் எக்ஸ்ட்ரா எதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு சேர்த்துக்கிறோம் இதுதான் மீபோவோட answer four into x plus three x minus three two x plus one இதுதான் இதனுடைய ஆன்சர் ஒரு நபரின் வருமானம் இருபது பர்சன்டேஜ் அதிகரிக்கப்பட்டு பிறகு இருபது பர்சன்டேஜ் குறைகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் ஒருவருக்கு அவருடைய வருமானத்தில் இருபது பர்சன்டேஜ் முதல்ல அதிகரிக்கிறாங்க ரெண்டாவது குறைக்கிறாங்க அப்போ அவருடைய தற்போதைய வருமானம் எவ்வளவு அப்படின்றதான் கேட்குறாங்க வருமானம் எவ்வளவு குறைஞ்சிருக்கணும் அப்படின்றதான் கேட்குறாங்க மாற்றம் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வருமானம் எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா நூறு ரூபாய் எடுத்துக்கிறோம் இருபது பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது அப்போ நூறு இன்ட்டு இருபது டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா இருபது கிடைக்குது நம்மளுடைய வருமானம் நூறுரூபா ப்ளஸ் இருபது ரூபாய் இப்போ அதிகரிக்கும் போது நம்மளுடைய வருமானம் நூற்றி இருபது ரூபாய் நெக்ஸ்ட்டு இருபது பர்சன்டேஜ் இப்போ குறைகிறது அப்போ குறைகிறதுனா நூற்றி இருபது ரூபாய்க்கு கண்டுபிடிக்கிறோம் நூற்றி இருபது ரூபாய் இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுது இருபது அப்போ இருபது டிவைடட் பை ஹண்ட்ரட் நமக்கு எவ்வளவு ரூபாய் குறைகிறது அப்படின்னா இருபத்தி நாலு ரூபாய் குறையுது அப்போ வருமானம் நம்மளுக்கு எவ்வளவு இப்போ நூற்றி இருபது ரூபாயில் இருபத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் தான் வருமான மாற்றம் வருமானம் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு வருமான மாற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இனிஷியலாக எவ்வளோ வருமானம் இருந்துச்சு நூறுரூபா அதில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் தான் குறைஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்குது அப்போ மைனஸ் நாலு நாலு பர்சன்டேஜ் வருமான மாற்றம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த கொஷினு இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஏ அப்படின்னு இந்த கொஷின் எடுத்திருக்காங்க இதனுடைய மதிப்பை வந்து இந்த ஏவினுடைய மதி ஏவை வந்து பதினொன்றால் டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு முழு என்ன கிடைக்குது இதுதான் இதனுடைய கொஷின் சரியா இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஆன்சரை எடுத்துக்கிறோம் ஜீரோவால் ஜீரோ அப்படின்னு இதை ஏ இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு டெசிமலில் வேல்யூ கிடைக்குது நெக்ஸ்ட் ஏ இருக்கிற இடத்துல ரெண்டாக ரெண்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு ஒரு முழு எண் கிடைக்கிது நெக்ஸ்ட்டு ஏ இருக்கிற இடத்துல நாலை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு டெசிமலில் கிடைக்கிது சிக்ஸை கொண்ட போய் ஏ இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ டெசிமலில் கிடைக்கிது நமக்கு வந்து என்ன கிடைக்கிற மிக சரியாக வரு வகுபடுற எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ ஏக்கு சரியான எண் அப்படின்றது இரண்டு தான் அடுத்த கொஸ்டின் மோனிஷிடம் பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி மூணு பக்க அளவுகள் பதிமூணு சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன இவ்வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் eleven squared plus twelve squared அன்சோ one plus twenty three squared இதுக்கான ஃபார்முலா வந்து n into n plus one into two n plus one divided by six இப்போது நம்மளுக்கு ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க ஒன் ஸ்கொயர்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ ஸ்கொயர்டு வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவே போதும் இங்கே பதினொன்னுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் டுவெண்ட்டி த்ரீ இனிஷியலாக வச்சுட்டு மைனஸ் பத்து நம்பரை நம்ம இதில் மைனஸ் பண்ணணும் ஸோ அதே ஃபார்முலாவை பத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா twenty three into twenty three plus one into 2 into 23 plus 1 divided by 6 minus 10 into 10 plus 1 2 into 10 plus 1 divided by 6 இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் இதுதான் ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த கொஷின் ஒரு திட நேர்வட்ட கூம்பின் கன அளவு பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் கியூப் அதன் உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு கூம்பின் கன அளவு மொத்த வேல்யூவை கொடுத்துட்டாங்க பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் உயரத்தையும் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஆரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ கூம்பின் கன அளவு formula one by two pi r squared h இப்போ இது ரெண்டே ஈக்குவல் பண்ணுறோம் one by two pi r square h is equal to பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு இப்போ நம்மளுக்கு உயரமையும் கொடுத்துட்டாங்க உயரத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1 by 2 into 22 by 7 into r squared into 24 equal to பதினோராயிரத்தி எண்பத்தி எட்டு நம்மங்களுக்கு ஆரம் தான் வேணும் அப்போ ஆரத்தை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனோம்னா ஆரினுடைய வேல்யூ டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ ஆரம் வந்து இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிடும் question question plus x plus equal to 4 x four x minus y is equal to 4 minus x plus y is equal to 4 மற்றும் minus x minus y is equal to 4 ஆகிய கோடுகளால் அமைக்கப்படும் உருவத்தின் பரப்பு இங்கே எல்லாமே லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க இந்த லைன்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு உருவம் கிடைக்குது அதனோட அதனோட பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணுறோன்னா எக்ஸை ஜீரோவாக்கிட்டு ஒய்யினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம் ஒய்யை ஜீரோ எக்ஸினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x plus y equal to four அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸை ஆக்கணும் அப்படின்னா ஒய் ஃபோர் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒய்யை ஆக்கணும்னா எக்ஸ் ஃபோர் கிடைக்கும் அதே மாதிரி second equation third equation fourth equation எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறோம் பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன உருவம் கிடைக்குது அப்படின்னா ஒரு சதுர உருவம் கிடைக்குது சரிங்களா இப்போ இந்த சதுர உருவத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் பரப்பளவு சதுரத்துக்கு என்ன அப்படின்னா ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு அப்போ four into four is equal to sixteen அப்போ சிக்ஸ்டீன் சதுர அழகுகள் தான் நம்மளுடைய ஆன்சர் அடுத்த கொஷின் இரண்டு வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் நாற்பது டிகிரி மற்றும் அறுபது டிகிரியை மைய கோணங்களாக தாக்கும் போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்கள் விகிதம் இப்போ வில் வட்ட நீளங்கள் சமம் அப்படின்னு இதில் கொடுத்துட்டாங்க அப்போ s one is equal to s two இதனுடைய ஃபார்முலா வந்து என்ன theta divided by three sixty into two pi r நமக்கு வந்து ரெண்டு டிகிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு டிகிரியினுடைய வேல்யூவையும் கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டை ஈக்குவல் பண்ணிக்கிறோம் theta one divided by three sixty into two pi r one is equal to theta two divided by three sixty into two pi r two நம்ம ஆரங்களுடைய விகிதத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ தீட்டா ஒன் வேல்யூவையும் தீட்டா டூ வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நாற்பது டிவைடட் பை முந்நூற்றி அறுபது டூ இன்ட்டு பையனுடைய value twenty two by seven into r one r one விகிதமும் நமக்கு தெரியாது அடுத்து அறுபது டிவைட் பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஏழு பை ஏழு இன்ட்டு ஆர் டூ ஆர் டூவோட விகிதமும் தெரியாது அப்போ இதை சால்வ் பண்ணால் நாற்பது into r one is to அறுபது இன்ட்டு ஆர் டூ அப்போ விகிதம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் r one by r two is to அறுபது பை நாற்பது நமக்கு மூன்று பை இரண்டு கொடுத்துருக்கிற கொஷினில் மூன்று பை ரெண்டு விகிதம் தான் சரியான விடை அடுத்த கேள்வி முப்பது அட்டைகளின் மொத்த எடை நூறு கிராம் முப்பது அட்டைகளின் மொத்த எடை நூறு கிராம் எனில் அதே அளவுடைய ஐந்து கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஐந்து கிலோகிராம் அப்படின்னா எவ்வளோ கிராம் ஐயாயிரம் கிராம் அப்போ ஒரு கிராம் அப்படின்னா முப்பது டிவைடட் பை நூறு அப்போ ஐயாயிரம் கிராமுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐயாயிரம் இன்ட்டு முப்பது டிவைடட் பை ஹண்ட்ரட் ஐம்பது இன்ட்டு முப்பது ஆயிரத்தி ஐநூறு தான் இதனுடைய சரியான ஆன்சர் ஐ ஆனது எம்முக்கு இணையெனில் படத்தில் எக்ஸ் மற்றும் இன் மதிப்புகளை காணுங்க இந்த கொஷினில் இந்த படத்தை பார்த்துட்டு ஐயோ எம்மும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸுக்கு எழுதுகிறோம் two x plus four x equal to one eighty அப்படின்னு எழுதுகிறோம் ஒய்க்கு வந்து நைன்ட்டி மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம் அப்போ two x plus four x equal to one எயிட்டியில் six x is equal to one eighty அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பதுன்னு கிடச்சிரும் இந்த எக்ஸினுடைய வேல்யூவை ஒய்யோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு அறுபது அப்போ இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும் எக்ஸினுடைய ஆங்கிள் வந்து முப்பது ஒய்யினுடைய ஆங்கிள் வந்து அறுபது டிகிரி அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் படத்தில் ஏபி ஆனது சிபிக்கு இணையலில் எக்ஸ் டிகிரி ஒய் டிகிரி மற்றும் இசட் டிகிரியின் மதிப்புகளை காண்க ஏபி சிடிக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் ஒய் இசட் டிகிரியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை வச்சு triangle EDC equal to triangle EAB அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா EDC e, equal to triangle EAB e அப்போ ஒய் ஈக்குவல் டு அறுபது அப்படின்னு எடுத்துக்கிறோம் முக்கோணத்தின் ஒரு பக்கம் நீட்டப்பட்டால் உண்டாகும் வெளிக்கோணமானது இரண்டு உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ இசட்ஸ் equal to triangle ECD plus triangle EAB அப்போ நாற்பத்தி எட்டு டிகிரி ப்ளஸ் அறுபது டிகிரி அப்போ இசட்டினுடைய மதிப்பு வந்து நூற்றி எட்டு அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வந்து என்னென்னா நாற்பத்தி எட்டு ஒய்யினுடைய வேல்யூ அறுபது இசட்டினுடைய வேல்யூ நூற்றி எட்டு டிகிரி நன்றி like share and subscribe my channel